நடிகர் அஜித்குமார் இயக்குனர் வினோத்துடன் மீண்டும் இணைய உள்ளதாக தயாரிப்பாளர் போனி கபூர் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் வெளிவரவுள்ள படம் வலிமை இந்த படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா கும்மகுண்டா வில்லனாக நடிக்கிறார் மறைந்த நடிகை சேதேவியின் கணவர் போனி கபூர் தயாரிப்பிலான இந்த படத்துக்கு யுவன் ஷங்கர் ராஜா இசையமைக்க நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்துள்ளார் இந்த படத்தின் முதல் பார்வை போஸ்டர் மற்றும் நாங்க வேற மாறி பாடல் ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன வலிமை திரைப்படம் வருகிற இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை என்று தியேட்டர்களில் வெளியாகும் என்று தயாரிப்பாளர் போனிகபூர் தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் வலிமை படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டு ரசிகர்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் பைக்ரேஸ் என வெளியான இந்த கிளிம்ப்ஸ் வீடியோ மிரட்டலாக வெளியானது இதனிடையே ரஷ்யாவில் வலிமை படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்ததை அடுத்து இறுதிக்கட்ட பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது தற்போது படத்தின் டீசர் டிரெலர் போன்றவை முக்கிய நாட்களில் வெளியிடப்பட உள்ளதாக படக்குழு தரப்பில் கூறப்படுகிறது இந்நிலையில் நடிகர் அஜித்குமார் இயக்குனர் வினோத்துடன் மீண்டும் இணைய உள்ளதாக தயாரிப்பாளர் போனி கபூர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியின் போது பாலிவுட்டின் டாப் தயாரிப்பாளராக இன்று வளர்ந்துள்ள எனது திரையுலக அனுபவத்தில் அஜித் மீது அவரது ரசிகர்கள் வைத்திருக்கும் பாசத்தைப் போல் நாட்டிலேயே வேறு எந்த நடிகருக்கும் இருப்பதை நான் பார்த்ததில்லை அஜித் மீது ரசிகர்கள் அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதால் படம் குறித்த அப்டேட் கேட்க அவர்களுக்கு உரிமை உள்ளது வலிமை படக்கிளிம்ஸ்க்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது ஆறு நாள் சண்டைக் காட்சிக்கு ஓராண்டுக்கு மேலாக காத்திருந்தோம் அந்த காட்சிகள் சரியாக வரவேண்டும் என்பதில் அஜித் தீவிரமாக இருந்தார் அஜித் மற்றும் வினோத்துடன் மீண்டும் இணைய இருக்கிறேன் என்று தயாரிப்பாளர் போனி கபூர் தெரிவித்தார் முன்னதாக நேர்கவுதண்ட பார்வை வலிமை படங்களைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக அஜித் அறுபத்தொன்று படத்தில் வினேரோத் போனி கபூர் கூட்டணி இணைய உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியான நிலையில் இதனை தயாரிப்பாளர் போனி கபூர் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார் வலிமை ரிலீஸுக்கு முன்பே அஜித் மற்றும் வினோத்தின் புதிய படம் போனி கபூரின் தயாரிப்பில் தொடங்கும் என்று நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன